ஹாய் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரான் ஃப்ரை இன்றைக்கி நம்ம ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம எப்படி வீட்லேயே ப்ரான் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்காக நான் வீடியோக்காக இன்றைக்கி நான் ஒரு ஆஃப் கேஜி ப்ரான் வாங்கி வச்சுருக்கேன் அது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்க்கலாம் ஏன்னா க்ளீனிங் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ரானுடைய அந்த தலை பகுதியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதோடய செதில்கள் அதோடய வால்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம நல்லா பிரித்து தனித்தனியாக எடுத்துடணும் நான் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க அந்த குடல் பகுதி மாதிரி அது ஒரு பிளாக் கலரில் இருக்கு இல்லையா அதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடணும் அது எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும் இப்போ பாருங்கள் நாங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி இருக்கிற எல்லா ப்ரானையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் நான் ஒரு மூணு தக்காளி இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு வேண்டிய பொருட்கள் வந்து தேவையான அளவு தேங்காய் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ஆஃப் டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கடுகு மஞ்சள் தூள் உப்பு மசாலா தேவையான பொருட்கள்லாம் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம கடாய் பேனை வச்சு அதில் தேவையான ஒரு ஃபோர் டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க அன்னமையோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ண தமிழ் பண்ண சர்ச் பண்ண நம்ம தப்பு பண்ணால் டூர் வைத்து வச்சுனா ஹெல்ப் பண்ணு அம் பண்ணுன்னு தேங்க்யூ ஆயில் நல்லா கொஞ்சம் கொதித்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகை போட்டுடலாம் கடுகு நல்லா வெடித்து வந்தோடனே நம்ம ஸ்லைஸ் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதை நம்ம போட்டுக்கலாம் வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை வெங்காயம் நல்ல எண்ணெயில் ஒரு ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ப்ரானை நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ப்ரான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் நம்ம வதக்கி அந்த ப்ரான் வந்து நம்மளுக்கு நல்லா சுருண்டு வரணும் அந்த சுருண்டு வர வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கணும் அது சுருண்டு வந்தால் தான் நல்லா வேகும் வேகாமல் இருந்தால் ப்ரான் நல்லா இருக்காது ஸோ அதனால் சுருண்டு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஆட் பண்ணிட்டோம் ப்ரானை அது நம்ம நல்லா வதக்குறோம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா நம்மளுக்கு சுருண்டு வரணும் பாருங்கள் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக சுருள ஆரம்பிச்சிருக்கு இது நல்லா இன்னும் சுருண்டு ரவுண்ட் ஷேப்பில் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் பார்த்திங்களா நல்லா சுருண்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு ப்ரான் அது அதே மாதிரி நம்ம எல்லா ப்ரானும் சுருண்டு வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காரம் வேணுன்றவங்க அதிகமாக போட்டுக்கோங்க காரம் வேணாம் கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் காரம் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் கொஞ்சம் தண்ணியை கலக்கி விற்றுக்கோங்க இப்போ நம்ம இந்த எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷமாச்சு கொதிக்க விட்டால் தான் அந்த மசாலா எல்லாம் அந்த ப்ரானில் இறங்கும் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும் இல்லைன்னா ப்ரான் சரியாக வேகாது இல்லை மசாலா இறங்கலைன்னா ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் அடிக்கும் அதனால் நல்லா வேக விடுங்க மசாலா அந்த ப்ரானில் இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கொதித்து ஒரு ட்ரை ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு ப்ரான் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் நல்லா ட்ரையாக வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் கிரேவியாகவே வேணுன்றவங்க இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கூட எடுத்துடலாம் இந்த கிரேவியை கூட நீங்கள் சாப்பாடுக்கு கலந்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இல்லை உங்களுக்கு சைட் டிஷ் மாதிரி வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக்கி இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம சுவையான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி மேலே தூவிக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரான் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ